எனக்கும் பயமாக தான் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராமா அப்படியே சன்னிலையும் பரவாயில்ல எப்படி பார்த்துட்டு இருக்காரு இங்கே பாரு போயிட்டு ஊஞ்சு பாரு சரி இடத்த கலெக்ட் பண்ணிடலாம் வேணாம் வேணாம் வெளியே போய் பார்த்து ட்ராக் பண்ணிக்கலாம் ஓகே ஹேக் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிக்க விடலாமா ஹலோ கைஸ் பேய் வீடியோ லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் லாஸ்ட் வீக் வந்து நம்ம சேனலில் வீடியோ போடல ஸோ உங்கள் எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீக் நான் வந்துட்டேன் வீடியோ எடுக்க வந்துட்டேன் ஸோ இங்கே தான் வந்து இந்த வாரம் வீடியோ எடுக்க போகிறேன் லாஸ்ட் வீக்கில் வந்து எனக்கு எல்லாம் ஒரு உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வீடியோ பண்ண முடியல அந்த அதுக்கு முன்னாடி வீடியோ கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்க விழுந்தேன் காலெல்லாம் செம ஸோ இப்போ பரவாயில்ல கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இப்போ இந்த வாரம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாட் போட்டிருப்போம் ஸோ அதோட ஃபிஃப்த் பார்ட் எடுக்கிறதுக்கு நானும் சதீஷும் இங்கே வந்திருக்கோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது அது என்னென்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இந்த நம்ம ஃபோர்த் பார்ட் எடுக்கிறப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து நம்ம நமக்கு ஃபோன் பண்ணி வந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரே தான் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆனால் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் நல்ல கண்டென்ட் கிடைக்கும் அப்படி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நானும் அதை நம்பி தான் வந்திருக்கேன் செம கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் என்னன்னா அது என்ன சம்பவம் அப்படின்னா பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மில்லாம் நிறையா இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு இந்த வழியெல்லாம் வருவாங்க முடிச்சுட்டு வரவங்களாம் இந்த வழியாக தான் வருவாங்க இந்த வீட்டு வழியாக தான் கிராஸ் ஆகி வரணும் ஸோ அரௌண்ட் ஒரு ஏழு மணி அந்த மாதிரி டைமில் தான் ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு ஏஜ்டு பர்சன் தான் அவர் இந்த வழியாக வந்திருக்காரு இந்த வீட்டு வழியாக கிராஸ் என்னது அது ஏன் தெரில ஸோ இந்த வழியாக கிராஸ் பண்ணி அவர் வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்னமோ சவுண்ட் கேட்டுருக்குது என்னமோ சம் வினோதமான சவுண்டு அது என்ன அப்படின்னு அது என்ன சவுண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் போயிருக்காரு அரௌண்ட் ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் தான் உள்ளே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராமா ஸோ அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் அவசரமாக போய் அவர் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ இந்த சம்பவம் தான் இங்கே நடந்த விஷயம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு நிறைய மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது நிறைய பேய் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது நம்மளே வந்து ஒரு நாலு பார்ட் பண்ணியிருக்கோம் ஃபோர்த் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயம் கேப்சர் பண்ணோம் ஃபோனில் கேப்சர் பண்ணோம் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நைட் விஷயம் இருக்குது ஸோ கண்டிப்பாக பயங்கரமான கண்டென்ட் மாட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சதீஷும் அதான் ஃபீல் பண்ணுறான் சொல்லிட்டே வந்தான் சதீஷ் நீ சொல்லு இன்றைக்கி ஏதோ பெரிய ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் வீடியோ வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சதீஷ் நம்ம டைம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம் நினைக்கிறேன் ரைஸ் அன்றைக்கி வந்து கூட கொஞ்சம் பயமாக இருக்குது என்னமோ எங்கண்ணே ஒண்ணு தெரியலையாடா உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியலண்ணா அமைதியா ஒண்ணும் இல்லையா ஒண்ணுமே தெரியலண்ணா என்ன தெரியுது ஏன் ஒண்ணும் இல்லையா ரைட் அடி எங்க சொல்றீங்க தெரியல உள்ள ரைட் அடி உள்ள அடி ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் பயமுறுத்திட்டு இருக்கேன் நான் வந்துட்டு இருக்கேன் பயமுறுத்திட்டு இருக்கேன் நான் அன்றைக்கி பார்த்தது அவ்வளோ பயங்கரமாக இருக்கா சாமி யாரும் அடுக்கிற சவுண்ட் கேட்குதுல்ல கேட்குது அடி அணில் சாமி கூடா பாவண்டா தூங்கிட்டு இருந்த எழுப்பிட்டேன் அடி இது கரண்ட் படிச்சுட்டு கடிச்சிட இங்கே லைட் அந்த லைட் அடிக்காத குழ குழந்தையே இது அமைதியார் வந்து கடிச்சதே நஷ்ட போகுது அவ்வளோதான் அப்புறம் தண்டிக்கிறது ஒரு நிமிஷம் கேமரா எப்படி ஏன்டா என்னடா சரி இது மண்ணு குடும்பம் வந்த மாதிரி இருந்துச்சுண்ணா அவனுக்கு என்னடா பார்க்குற அப்படியாங்க டேய் அதில் சன்னிலே ஒன்று படமாடா எப்படி பார்த்துட்டு இருக்கியா இங்கே பாடுறா இங்கே இருக்குடா இங்கே பாடுறா இங்கே என்ன இருக்குன்னு பாடுறா அங்கேடா பார்க்குற இன்னும் இந்த ஓடிச்சா தான் பார்த்தேன் என்ன ஓடிச்சு மண்ணு கொடுங்க இப்படி குறுகுறுன்னு பார்த்துருக்கியா அதான் பின்னாடி இருக்கும் யாரோ உள்ளே போகிறோம் உள்ள போறோமா வீட்டுக்குள்ள போயிடலாமா எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு una cosa buona meteora una curia 얘는 돈이 응? 왜 여기 돈이 이렇게 나? 가지고. மேட்ரு ஹவுஸாக இருக்குமோ மேட்ரு ஹவுஸு அவர் அவர் ஒத்துழைப்பு அல்லது ஏதோ சவுண்ட் கேட்குதுடா டே அங்கே பாரு என்னமோ ஒயிட்டாக தெரியுதுடா இது ஒயிட்டாக தெரியுது பாருடா டோர் டோரில் பாருடா ஒயிட்டாக தெரியுது தெரியுதா டோரில் ஒயிட்டாக தெரியுது பாருங்க Canada. கடைக்கலைனா நைட் விஷன் வச்சு மாடலிங்காக என்ன பண்ணுறது ஸோ வண்டி வண்டி வண்டி போ நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டா பயமாக நல்லா இருக்கு 見せる見せる கேர்ஃபுல்லாக அதில் கையாண்ட இந்த நடக்கு நடக்குது கையாண்ட ஆடுது அமைதியாக ஏதாவது 정면에 하세요. 바디야. ஏன் ஆ போதும்ண்ணா பயமுறுறானா ஆ போடிலாண்ணா வாடா கேப்சர் ஆகிருக்கும் எனக்கு ஆ போடலாண்ணா வாடா இது இல்லை இப்போ நல்லா வந்திருக்கும் சரி சார் ஆ கொஞ்சமாக இது பண்ணி போயிருந்தா சரியான போச்சு பார்த்தீங்களா ஏண்டா போடா அதில் அன்சர் போய் பாடுறா அன்சர் போய் பாடுறா 잘려나? 뒤에 뒤에 바이나 오지 마라. 네, 있어 네, 있어. 일일이 따라다 그냥 들으세요. 아, 네. 네, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா நான் ஒரு சில விஷயம் வந்து ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன் ஒரு ரொம்ப நாளாக வந்து இந்த பேய் ஒரு பாரு இல்லைங்களா அவர் சொன்ன விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஒரு இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பேயை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை பண்ணி பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார் அது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது பேய் எந்த இடத்துல இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து <clears throat> தனியாக வரணும் யாரும் கூட யாரும் வரக்கூடாது தனியாக ஒரு ஆள் மட்டும் ஒரு மெழுகுபத்தியில் மெழுகுபத்தி பற்ற வச்சுட்டு அந்த பேய் இருக்கிற இடத்த வந்து ரெண்டு மூணு ஏண்டா இல்லையா இதெல்லாம் பார்க்கறா அந்த மெழுகுத்தி வச்சுட்டு கேண்டில் வச்சு கேண்டலில் தீயை வச்சுட்டு பேய் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் சுற்றி வந்தோன்னா அந்த பீ இருக்கா இல்லையா எங்கள் பெசன்ஸை காட்டுமாமா அப்படின்னு சொன்னார் அது எவ்வளோ எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல ஸோ அதை வந்து நாங்கள் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் அப்படி பேய் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டலில் இருக்க தீ வந்து அணைஞ்சிடுமாமா அப்படி பேய் இல்லை அப்படின்னா அணையாது அப்படின்னு சொன்னார் இது எவ்வளோ எவ்வளோ உண்மைன்னு தெரியல நாங்கள் இருந்தாலும் ட்ரை பண்ண போகிறோம் அது முக்கியமான விஷயம் என்னென்னா கொஞ்சம் அந்த உள்ளே வர ஆள் வந்து தனியாக வரணும் அந்த உள்ளே வர தனியாக வர ஆள் வந்து கொஞ்சம் பயந்த பயந்தவாக இருக்கணும் ஸோ இப்போது எங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தில் என்னை விட வந்து சதீஷ் தான் கொஞ்சம் பயந்தவன் ஸோ சதீஷை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஏண்டா ஆடா புரிதா ஒரு நிமிஷம்டா ஏன்டா பயப்படுறேன் சதீஷ் நான் பேய் பண்ண வந்திருக்கோம்டா நான் நிறையா வீட்டில் வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா பேய் காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வர சொல்லுங்க காமிச்சிடலாம் வெளியே நிற்கிறேன்டா வெளியே வெயிட் பண்ணுறேன்டா நான் நீ மட்டும் உள்ளே வாத தைரியமாக வா பண்ணிருக்கேன் ஆனால் நான் வந்தேன்னு ஏன் நான் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால வந்து மேபி வராமல் கூட போகலாம் கேப்சர் பண்ண முடியாது அவன் வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சரியா ஆ இன்னும் பேச மாட்டேங்கிறேன் முடிவுன்ட்டீங்க வா ஒன்றும் ஆகாது நான் வெளியே தான் இருக்கேன் அது ஒன்றும் சவுண்ட் கொடு ஓகேவா கதவுலாம் செஷன் என்ன பண்ணுறது ஒன்றும் ஆகாதுடா கைஸ் கட் பண்ணா அடுத்த சீன் தான் கட் பண்ணுறா கைஸ் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் உள்ளே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அது இல்லாமல் வந்து நம்ம சதீஷ் வந்து ஒரு கேமராவோட போவார் ஸோ ஓகே அதான் சொல்லணும்னு முடிவு நினச்சேன் ஸோ சதீஷ் மட்டும் உள்ளே அனுப்ப போகிறோம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்து ரெடி ஆகிட்டான் சரி <laughs> சரி நீ சதீஷ் உள்ளே போ டீ நான் இங்கே வெளியே நிற்கிறேன் எனக்கும் பயமாக தான் இருக்கு உங்களுக்கு நான் நீங்கள் வெளியே இருக்கேன் நான் தானே உள்ளே வரேன் சரி போ பயப்படாமல் போ இந்தா கேமரா இந்தா பார்த்து ஏதாவது இருந்துச்சுன்னா கூப்பிடு ரைஸ் என்னை தனியாக உள்ளே விட்டாங்க என்ன இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க தெரியுமா உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி நான் உள்ள தயவுசெய்து செஞ்சு சேர்ந்துடாதீங்க சேர்ந்தீங்க எப்படி ஆகும் நீங்கள் இருக்கீங்களா ஹலோ தயவு செஞ்சு சொல்லுங்கள் யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா பயமாக இருக்குது பவுல்னா ஆ அவள் வேறு விட்டு நான் வேறு உள்ளே வந்துட்டேன் இங்கே வேறு சத்தம் வேறு கேட்ட மாதிரி இருந்துச்சு யாராச்சும் இருக்கீங்களா உள்ள யாராச்சும் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் சிண்டம் சர்வீஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சத்தம் கேட்குது நான் கோகுல்ண்ணா நான் சத்தம் கேட்குதுண்ணா நான் வந்து கூப்பிட்டு போயிருந்தானா பயமாக இருக்குண்ணாண்ணா நான் இதெல்லாம் இப்படி பண்ணால் வரமாட்டேனா வீடியோக்கு ஒருத்தி பிடிச்சி நடக்க வச்சியானா நீ ஏதாச்சும் ஏதாச்சும் சத்தம் கொடுங்கண்ணா நான் போயிடுவோம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க ஏதாச்சும் இருக்கீங்களா உள்ள நம்மால் எதுக்கு மெழுகு வச்சு கொடுத்தாரு எதுக்கு உள்ளே போசனாருன்னு ஒன்றுமே தெரில ஆ கோகுல்ண்ணா எஸ் கைஸ் எஸ் எனக்கு இப்போ எந்த வீட்டில் இவ்வளோக்கு பயந்ததில்லை தனியாக விட்டதில் ரொம்ப பயமாக இருக்குது பேசி இப்போ சதீஷ் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போய் பார்க்கலாம் மெழுகு பற்றி அணியுமா அணியாதான் தெரியலையே பற்றி அணிஞ்சுன்னா ஏண்ணா என்னாச்சு தெரிஞ்சா ஆ இல்லைண்ணா ஏன்னு தெரியலண்ணா மெழுகு பூஜை அப்படி இருக்குண்ணா அப்படிலாண்ணா யாரும் உங்களுக்கு ராங்காக ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களே இப்படி பண்ண ஏதாச்சும் தெரியுன்னு ஆ ஆ பார்த்த இடத்துல நான் மெழுகுபதி காமிக்கவே இல்லைண்ணா கா அட இடையில அடிக்கடி காமிச்சேன் இப்படியே பிடிச்சிட்டு போகல 아무나. 아, 어, 야야, 너 언제 오지나? 어, 어, 불이나. 어, 얘네. 어, 불이, 불이, 불이, 불이, 불이. 말하나 보일라나 아마나나 나한테 잡든 게 돈내가 나오지지 ಆ ಸಿಗಿ ಹೊಡೆದು ಕಳಿಸ್ಬಿಡ್ಲಿಲ್ಲ ಮಾಡೋಣ ಬೇಡಿ ಬಿ ಪಾಕ್ ಪ್ಲಾಕ್ பண்ணிக்கலாம் கைஸ் அவ்வளோதான் கைஸ் கைஸ் சத்தியமா வந்து மெழுகுபத்தி அணையில ஸோ நாங்கள் இது இதே நினச்சோம் பட் நான் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு சவுண்ட் கேட்டோடனே இது அணைஞ்சிருச்சு ஸோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் அடுத்த வீக் வந்து போடுறோம் ஸோ அது வரைக்கும் சேனலில் சேனலில் வெயிட் பண்ணுங்கள் statute it ghost fight boy Así que